hello friends welcome to find a channel நான் இன்றைக்கி பாதாம் மில்க் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக நாமளே செய்யும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்க சரி வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பாதாம் பவுடர் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் அதில் சேர்த்துட்டேன் இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே பாதாம் ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருந்தால் தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க ரொம்ப நேரம் விட்டோம்னா பாதாம் வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் விட வேணாம் ஒரு நிமிஷம் கழித்து நான் செக் பண்ணி பார்த்தேன் பாதாமோட தோல் நல்லாவே விட்டு வந்துச்சுங்க பாருங்கள் ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது நான் இப்போது அதனால் எல்லா பாதாமையும் வடி தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் அதை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் பாதாமோட தோல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்க பாதாமை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேங்க எந்த பவுலில் பாதாம் எடுத்துருக்கனோ அதே பவுலில் பனக்கல்கண்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் பனக்கல்கண்டுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க ரெடி பண்ணிக்கலாம் பாதாமோட ஈரப்பதம் போகிறதுக்காக நான் பாதாமாக வறுத்துக்க போகிறேங்க நீங்கள் வெயிலில் வச்சு கூட உலர்த்தி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதாவது கம்மி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபி ஒன் ஃபிஃப்டி இல்லைன்னா அதுக்கு கீழே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாதாம் வச்சு கூட ஈரம் போக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மண் சட்டி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் ஹெவி பாட்டம் கடாய் ஏதாவது இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே பாதாம் போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்கு போகிறேங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப நேரம் வறுத்தோம்னாலும் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் பாதாம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே விட்டுற போகிறேங்க அந்த சூட்லேயே இருந்ததுன்னா பாதாமோட ஈரம் உள்ள வரைக்கும் இருக்கிற ஈரம்லாம் நல்லா வெளியேறிடும் நமக்கு அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பவுடரும் ரொம்ப நாள் நல்லாயிருக்குங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறேன் பாதாம் சூடு ஆறிட்டுருக்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பனங்கல் கண்டு சுக்கு பார்த்திங்கன்னா நான் இடித்து வச்சுருக்கேன் அந்த இடிக்கிற கல்லில் போட்டு சுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது அப்புறம் விரலி மஞ்சள் எடுத்தேங்க விரலி மஞ்சளையும் நல்லா நுணுக்கிட்டு எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பவுடராக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நிறையா எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு ஏலக்காய் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஏலக்காய் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவரை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் குங்குமப்பூ வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை நான் அரைச்சிக்க போகிறேங்க நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ பாதாம் மாறிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு பவுலுக்கு மாற்றிட்டேன் இந்த மிக்சியில் போட்டதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சுங்க இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பாதாமையும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பாதாம் அரைக்கும் போது நம்ம கண்டினியூஸாக அரைக்காமல் மிக்சியை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அரைச்சிக்கலாங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் பாதாம் இல்லைன்னா எண்ணெய் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சுங்க பாதாம் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க முடியாதுங்க கொஞ்சம் பரப்பரன் தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாலில் குடிக்கும்போது நல்லாயிருக்குங்க இப்போ பாதாமை நான் கொட்டி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேங்க இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் குட்டி பசங்களுக்கு நம்ம பாதாம் கலந்து கொடுப்போம் இல்லைங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கடகடான்னு குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்காமல் சிப் பண்ணி குடிக்க சொல்லுங்கள் ஏன்னா பாதாம் வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்கிறதுனால தொண்டையில் போய் இடரும் அதுக்காக தான் சொல்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்